காரைக்கால் பாமக மாவட்ட செயலாளர் தேவமணி இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு மர்ம கும்பலால் வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் தேவமணியின் உதவியாளராக இருந்த காரைக்காலைச் சேர்ந்த மணிமாறன் திருநள்ளாறு சேர்ந்த தமிழக அரசின் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கலியமூர்த்தி மயிலாடுதுறையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் அருண் ஆகிய நான்கு பேரையும் திருநள்ளார் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் காரைக்கால் தேனூரில் தனக்கு சொந்தமான நாற்பது லட்ச ரூபாய் மதிப்பிலான இடத்தை தேவமணி மணிமாறனுக்கு வாடகைக்கு விட்டுள்ளார் அங்கு டீக்கடை வைத்திருந்த மணிமாறன் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேவமணிக்கு எதிரான குழுவினரிடம் சேர்ந்துவிட்டார் இதனால் தன்னுடைய இடத்தை தேவமணி திரும்பக் கேட்க மணிமாறன் திரும்பத் தராமல் பிரச்சனையாக்கினார் இது காவல் நிலையம் வரை சென்று இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது இதேபோல் தேவமணி வீட்டுக்கு அருகே குடியிருக்கும் திருநள்ளாறு சேர்ந்த தமிழக காவல்துறையில் விருப்ப ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கலியமூர்த்திக்கும் தேவமணிக்கு இடப்பிரச்சினையில் முன்விரோதம் இருந்தது இதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் என ஆனதால் மணிமாறனும் கலியமூர்த்தியும் ஒன்று சேர்ந்து தேவமணியை கொலை செய்ய திட்டமிட்டனர் அவரை கொலை செய்வதற்கு ஓராண்டாக இவர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர் தேவமணி எப்பொழுதும் கட்சித் தொண்டர்கள் மத்தியில் இருந்ததால் அவரை கொலை செய்வதற்கு காத்திருந்தனர் இந்நிலையில் மயிலாடுதுறை சேர்ந்த ராமச்சந்திரன் மூலம் கூலிப்படையை ஏற்பாடு செய்து கொலை செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மணிமாறன் கலியமூர்த்தி ராமச்சந்திரன் அருணா ஆகியோர் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தலைமறைவாகியுள்ள கூலிப்படையை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே காரைக்கால் பாமக மாவட்ட செயலாளர் தேவமணி கொலை வழக்கை சிபி விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காரைக்கால் எம்எல்ஏக்கள் மனு அளித்தனர் இந்த நிலையில் காரைக்கால் பாமக தேவமணி கொலை வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரித்தால் சரியான நியாயம் கிடைக்காது சிபி விசாரிக்க புதுச்சேரி அரசு பரிந்துரை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் சந்தித்து காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் பியார் சிவா மற்றும் புதுச்சேரியின் சுயேட்சை எம்எல்ஏ நேரு பிரகாஷ்குமார் ஆகியோர் மனு அளித்தனர் அவர்கள் படுகூரமாக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு மன ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இதை வந்து யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்றது கடந்து அந்த சம்பவம் நடந்து மூணு நாள் ஆகியும் இன்னும் வந்து ஒரு ஒரே ஒரு ஆள் தான் சிக்கர் பண்ணியிருக்காங்க இன்னும் அதுக்கான யாரை விசாரிச்சுக்காங்கன்றது தெரியல இதில் வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு எண்ணம் எல்லாத்தையுமே இருக்குது இதற்காக இங்கே வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை மாற்றி விசாரிக்க வேணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே பாதகம் காரைக்கால் வந்து அமைதியான ஒரு பகுதியாக இருந்தது இது வந்து யாரும் எதிர்பார்க்காதாமல் ஒரு பெரிய கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கின்றது இதை வந்து நான் நேரடியாக யார் சம்மந்தப்பட்டிருக்கா பின்னணியில் யார் இருக்கா இதை முழுமையாக விசாரிக்கணும்னா சிபிஐகிட்ட மாட்டினா தான் இதை முழுமையாக விசாரிக்க முடியும் அதனால் சிபிஐக்கு மாற்றி இதை முழுமையாக விசாரித்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரின் பேர்லையும் கடுமையான தண்டனை நடவடிக்கை எடுத்துக்க அந்த தண்டனை சொல்லி கேட்டிருக்கோம் அது சிபிஐக்கு மாற்றி தரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் முதலமைச்சரும் சரி நிச்சயமாக அதை பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மதியம் வந்து நம்ம கவர்னர்ட்டையும் ஒரு மனு கொடுக்க போகிறோம் இதை வந்து இந்த எடுக்கிற நடவடிக்கை சிபிஐ மூலமாக விசாரித்து எடுக்கிற நடவடிக்கை வந்து காரைக்கால் பகுதி மட்டும் இல்லாமல் புதுவை மாநிலம் முழுக்க இந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்று எங்களோட வேண்டுகோள் நிச்சயமாக அதை வந்து முதலமைச்சர் செஞ்சு தருவாங்க சிபிஐ உடனே மாற்றி இந்த வழக்கை விசாரிக்க கூறி உத்தரவிடுவாங்கன்ற நம்புகிறோம் நன்றி தொடர் கொலைகள் நடக்குது பாண்டிச்சேரியில் அதை பகிர்ந்து வந்து அதை உடனடியாக கண்காணித்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றது தான் கோரிக்கை இப்போ காரைக்கால்ன்றது எங்களுக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரியில் சமூகம் நடந்துட்டு காரைக்கால்லாம் வந்து ரொம்ப அரிதான விஷயங்க அது எங்களுக்கு எல்லாம் சின்ன ஊர் அமைதியான ஊர் எல்லாம் நடந்த மாதிரி பழகிட்டு இருக்கோம் அரசியல் ரீதியாக எவ்வளோ எதிர் எதிர்ப்பு எதிர் கல கல எதிர்காலத்தில் இருந்தால் கூட இன்னும் நண்பர்கள் தான் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக போயிட்டுருக்குது இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை இதுக்கு வந்து உடனடியாக விசாரித்து கடும் நடவடிக்கை இருக்கும் யாராக இருந்தாலும் அப்படின்றத வேண்டுகொள்வோம் அதே வேளையில் கொலை நகரமாக புதுச்சேரி மாறி வருவதாக முன்னாள் முதல் அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆறு மாதத்தில் பத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு காரைக்காலில் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வரும்பொழுது கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் வாண்டர்பேட்டை பகுதியில் இரண்டு பேர்கள் பட்டப்பகலில் மதியம் இரண்டு மணி அளவில் பொதுமக்கள் மண்டனையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெடிகுண்டும் வீசப்பட்டு இறந்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்ல புதுச்சேரி மாநிலத்தில் தொழிற்சாலை அதிபர்கள் நிம்மதியாக தொழிற்சாலை நடத்த முடியவில்லை அந்த தொழிற்சாலைகளுக்கு சென்று அவர்களை மிரட்டி பணம் கேட்பதும் இல்லை என்றால் உங்களுடைய தொழிற்சாலையை இழுத்து மூடுவோம் என்று சொல்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது அதிகாரத்தில் உள்ளவர்கள் சேதராப்பட்டு பகுதி கரசூர் பகுதியில் அவர்கள் நேரடியாகவே அந்த தொழிற்சாலைகளுக்கு சென்று மிரட்டி அந்த தொழிற்சாலை அதிபரிடம் பணம் பறிக்கின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்கதையாக இருந்து வருகிறது புதுச்சேரி மாநிலம் ஒரு அமைதியான மாநிலம் என்ற ஒரு நிலை இப்பொழுது மாறி புதுச்சேரி ஒரு கொலை நகரம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது இதற்கு மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் புதுச்சேரி போலீஸ் ரவுடிகளுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம் இதில் ஒரு நடவடிக்கையாக இன்றைக்கி ஆப்ரேஷன் த்ரிஷூல் என்றதை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரவுடிஸ் அதிகமாக இருக்க ஏரியாவில் இன்றைக்கி ரவுண்ட் அப் பண்ணி இந்த ரவுடிஸ் எல்லாம் வீட்டெல்லாம் வந்து நாங்கள் சர்ச் பண்ணோம் இன்றைக்கி சர்ச் பண்ணதில் வந்து ஒரு பதினாலு ரவுடிஸை வந்து நாங்கள் கஸ்டடியில் எடுத்திருக்கோம் நாலு கத்தி வந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நாங்கள் இனிமேல் அடிக்கடி எடுத்துகிட்டு வருவோம் ஸோ ரவுடிக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகள் இனிமேல் அடிக்கடி நாங்கள் எடுப்போம் மக்கள் இந்த மாதிரி ரவுடிகள் சம்பவம் இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டி ஏதாவது நடந்ததுன்னா இமீடியட்டாக போலீஸை தொடர்பு கொண்டு எங்ககிட்ட சொல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நடவடிக்கை strict action will be taken